நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஐயோ பிளாடி பகர் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் இல்ல சின்ன படத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி இருக்க பத்து பைசா கிடையாது போடா கீழே விழுந்துருவான்னு பார்த்தா நோஸ்கட் பண்றான் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுற ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் போச்சா இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின் டெல்லியில போய் படிச்சிட்டு வருது இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா Why is his boss so angry? I am speaking, no grass speaking. Sit down. என்னை திட்டு வேணுங்கி அவையா யாராவே பேசப்படாது இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே என்னையும் அடக்கிட்டியே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ Good boy. Oh God! Good boy, Gato. What if I switch it up, Gato, and I put the treat in my left hand? ஃபீலிங்கா என்ன என்ன feeling Just thinking. Which one would it be in? Good. கங்கி மங்கி அடங்கோ டார்ச்சர் பண்ற ராஸ்கல் லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா அப்ப நாங்க என்ன யாரு Hey! You, you, you! I fool of the idiot of the fool of the ass! Ass! Ass! ஐயோ nonsense goes to your mouth. மாப்பிள மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா